பாய் மக்கள் வந்து இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்களே பாய் மக்கள் தொழுகைக்கு போயிட்டாக்கா அவ்வளோதான் தொப்பிய மாட்டிட்டா கடவுள் அல்லான்ட்டே போயிடுவாங்க ரொம்பவுமே வித்தியாசமான ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை இந்த படம் வந்து ஏகப்பட்ட அவார்டுகளை வந்து வின் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சிந்தனை ரொம்ப ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகத்தான் இந்த படம் வந்து இருக்கு ஸோ இந்த படத்துடைய பெயர் இது வந்து ஒரு ஸ்வீடிஷ் படம் ஸோ கிராஞ்சே அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய பெயர் மூப்ப சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி தான் இந்த படத்துடைய ஆரம்பம் வந்து நம்மளுக்கு காமிக்கும் அந்த பவர் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட மோப்ப சக்தி மூலியமாக ஒரு நபர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து என்ன ஸ்மக்லிங் பண்ணுறாரா அவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அந்த பெண்ணால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை வந்து இந்த படத்துடைய ஆரம்பம் வந்து உருவாக்கும் ஆனால் இந்த படம் போக போக போக இந்த படத்துடைய முடிவை நோக்கி பயணிக்கும்போது இந்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு ஒரு உண்மையை தூக்கி போட்டு உடைக்கும் ஒரு கற்பனையை தூக்கி போட்டு உடைக்கும் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு சின்னவங்க சின்ன வயசு பசங்க யாரும் பார்க்க வேணாம் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸும் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெண் ஒரு பெண்ணை சார்ந்த ஒரு நபர் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரொமான்ஸ் ஆகட்டும் காதல் ஆகட்டும் காமமாகட்டும் அந்த என்ன சொல்கிறது லவ் மேக்கிங் அது நடக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் உடல் உறவு வச்சுக்கிற அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து காட்சி அமைச்சிருக்காங்க அது எப்படி இப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து இந்த படம் கொடுக்குது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து இந்த படத்தை பார்த்து முடித்ததும் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் எனக்கு வந்து அது எப்படி இப்படி யோசித்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த டேரக்டர் பையன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அலி அபாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருடைய பேர் எப்படி இப்படி ஒரு சிந்தனை பாய் மக்கள் வந்து இப்படிலாம் யோசிக்கவே இல்லையே பாய் மக்கள் தொழுகைக்கு போயிட்டாக்கா அவ்வளோதான் தொப்பியை மாட்டிட்டா கடவுள் அல்லான்ட்டே போயிடுவாங்க ஸோ இந்த படத்துடைய ஆக்டிங் சினிமாட்டோகிராஃபி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான படம் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இதில் நடிச்சிருக்காங்க முக்கியமாக நடிச்சிருந்த படத்தில் ஆழமான நடிப்புன்னு சொல்லி பார்த்தா ரெண்டே பேர் தான் ரெண்டு பேர் தான் பெர்ஃபார்மன்ஸ் உச்சத்தில் வச்சுருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நம் நம்ம நம்மளை மாதிரி தான் மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நடிகர்கள்னால் அவ்வளோதானே ஸோ அவங்க அந்த கேமரா முன்னாடி வேற ஒன்றா மாறி நிற்கும் போது என்னால் வந்து அந்த விஷயத்த அப்படி பார்க்கவே முடியல எப்படா இவங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகளை வந்து எனக்குள்ளே வந்து உருவாக்குச்சு மேபி நம்ம மேபி தன்னுடைய ஆடியன்ஸ்க்கு யாருக்குமே இந்த படம் புரியக்கூடாது அவங்களாம் இதை எதையுமே கணிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த படத்தை வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா அது வேறு ஒன்றா மாறும் இந்த மாதிரி இந்த மாதிரியான ட்ரிக்கியான ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து நிறையாவே இருக்குது ஆனால் இந்த படத்தை வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் பயங்கரமான ஒரு படம் இந்த படத்தை வந்து எல்லாருமே தயவு செஞ்சு பாருங்கள் சின்ன பசங்க மட்டும் வேணாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து ட்ரமாட்டிக் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப பாதிப்படைய செய்யும் அந்த காட்சிகள் வந்து ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பல வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம் ஸோ க ஷெர்னோபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்துச்சு அந்த சீரீஸை வச்சு நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் இதுக்கு இதுக்கு முந்தைய வீடியோக்களில் ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து நமக்குள்ளே ஒரு ஆழத்தில் போய் சயின்ஸ் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்காமல் அதோடைய இம்பேக்டை நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட இமேஜினேஷனுக்குள்ளேயே வரமாட்டேங்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை படமாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் so science seems to be dangerous development seems to be danger இயற்கையை சாராத பல விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக மனித இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது தான் மனித இனம் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அது வந்து பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஒருவேளை இந்த படத்தை அனிமேஷனாக எடுத்திருந்தா இந்த படத்தை பாராட்டியிருக்கலாம் இல்லை நிறையா பேருக்கு போய் இந்த படம் வந்து ரீச் ஆகிருந்துக்கலாம் ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களால் படம் எடுக்கப்பட்டதால் பல பேரால் இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் பார்க்க இயலாது அப்படி ஒரு வேளை பார்த்தாலும் அது வந்து ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரில ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஆழத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து அப்படியே குறுகுறுன்னு ஆக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து படமாக்கியிருக்காங்க அதுக்கு வாழ்த்துக்கள் அது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாகவும் எனக்குப்படுது ஸோ இந்த படத்துக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் பத்துக்கு ஏழு அப்படின்னு தரோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு மாதிரி நடுநடுங்க வைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றிகள்